வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆட்டோ பிரைட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு sell at thirty seven nine eighty அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்குன்றனால கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலர் வந்து செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் செலிங்டன் அப்படின்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எதுக்காண்டினா யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும் ஐடென்டிஃபை பண்ணிடணுன்றக்காண்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கூட நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஓகே கேண்டில் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம் அடுத்து இது எந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு sell at thirty seven thousand nine eighty அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ நம்ம தேர்ட்டி செவன் தௌசண்ட் நைன் எயிட்டியில் செல்லிங் வந்து என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் போகலாம் அதே ஃப்யூச்சரில் பண்ணுறீங்கன்னா செல் பண்ணலாம் ஆப்ஷன்னா நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் ஸோ இதில் கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line first target பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுதுன்னா thirty seven eight eighty five வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ தேர்ட்டி செவன் நைன் எயிட்டியில் வந்தது thirty seven eight eighty five வருதா அதாவது நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மேலே கிடைக்குதா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா thirty seven thousand seven eighty வந்து இருக்குது மேலே இருக்க லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கால்ஸ் வந்து கிடைக்கும் என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அதுவும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆயிருக்கு அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு செல் கால் வந்ததுக்கு மேலே தான் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ தேர்ட்டி எயிட் தௌசண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் மாதிரி இருக்குது இப்போதைக்கு பார்க்குறக்கு மேபி இந்த தேர்ட்டி எயிட் தௌசண்டை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் டவுன் சைடில் நல்லா இறங்கினா தான் வந்து மார்க்கெட்டால் ஃபஸ்ட் டாரட்டை வந்து ரீச் அவுட் பண்ண முடியும் thirty eight thousand support break out பண்ணி கீழே வருதா இல்லை ஸ்டாப் லாஸை போய் டச் பண்ணுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஒன் ஹவர் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபஸ்ட் ஹார்ட்டே பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு ஸோ இப்போ ஒரு டுவெல் ஃபைவ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த செல்லிங் ரேஞ்ச் அந்த செல்லிங் பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போனது இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இறங்கிட்டுருக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் நைன் எயிட்டியில் வந்திருக்க செல் கால் பார்த்தீங்கன்னா thirty seven eight eighty so ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே நமக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்க இந்த செல் கால் வந்து ஃப்யூச்சரில் பார்த்தோம் ஸோ இது டேரக்ட் ஆப்ஷன்லேயே அப்ளை பண்ணலாம் ஸோ ஒரு இந்த மணி ஆப்ஷன் நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து டேரக்ட் ஆப்ஷன்லேயே வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு எப்படி மூவ்மெண்ட் தந்திருக்குன்ட்டு bank Nifty thirty eight thousand put option so இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடில் நமக்கு பைக்கால் வந்து வந்திருக்கு ஃபோர் ஹண்ட்ரடில் வந்து பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் வீக்லி ஆப்ஷன்லேயே டேரக்ட் கால் வந்துட்டு மார்க்கெட்டில் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணி ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஃபியூச்சர் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்